இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோம் இது வாழை மீன் இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கேஜி வாழை மீன் வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி ஒரு பூண்டு ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி இது ரெண்டுத்தையும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவைக்கேற்ப தனியாத்தூள் எண்ணெய் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் வந்து நான் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து நான் முதல்ல வந்து தவாவில் போட்டு ஒரு சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யலாம் இப்படியும் வந்து நம்ம மீன் குழம்பு பண்ணலாம் இல்லை மீன் குழம்பு பண்ணிவிட்டு பச்சை வாசனை போன பின்னாடி மீனை போட்டு குழம்பு பண்ணலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு பண்ணலாம் அதுக்கிட்ட ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை சும்மா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போகிறோம் இப்போ நம்ம வந்து மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மீன் வந்து சீக்கிரம் குழஞ்சி போகாது நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ரெண்டு சைடும் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வந்த உடனே திருப்பி போட்டுட்டேன் இதே போல் எல்லா மீனும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ நம்ம குழம்பு பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ரொம்ப போடாதீங்க இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதே ஒரு நிமிஷம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் வந்து நல்லா கலக்கி விடுங்க இது நல்லா வதங்கின பின்னாடி நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாக தூள் போடுறேன் மிச்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து புளி தண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கலக்கி விடுங்க உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம் இது கொதிக்கட்டும் பச்சை வாசனை போனோன்னா நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொச்சிருச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம மீனெல்லாம் போட்டுக்கலாம் இது ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால வந்து ரொம்ப கொதிக்கணும்னு வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம மெதுவாக போட்டு அது மெதுவாக எடுத்து போடணும் ஏன்னா இல்லைன்னா உடஞ்சிரும் இதே மாதிரி ஃபுல்லாக போடுங்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நல்லா புளிப்பும் வந்து சேர்ந்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்